வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இந்த வர குக் வித் குமாரியில் ஆன்டி செஞ்ச சிக்கன் கீமா பன்னீர் ராகி பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்ததாக ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து காரத்துக்கு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிருச்சு அடுத்ததாக நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப்பு போல் மைதா சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து முக்கால் கப்பு ராகி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் நாற்பது கிராம் போல் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ பட்டர் சேர்த்த பிறகு மிக்சியை வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா அரைச்சாச்சு நம்ம சேர்த்த பட்டர் வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி அழுத்தம் கொடுத்து பிசைய தேவையில்லை இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு டோட்டலாக ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் தான் எனக்கு தண்ணியே எடுத்துச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக தான் இந்த மாவு இருக்கும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது வந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ மாவு வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக மைதா மாவு இது போல் தெளிச்சிட்டு இப்போ இந்த மாவை வந்து மெல்லிசாக நாம் விரித்து விட்டுக்கலாம் நம்ம எந்த சைஸு வந்து பேன் எடுத்திருக்கோமோ அந்த சைஸுக்கு ஏற்றாப்புல வந்து இதை வந்து நம்ம விரித்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விரிச்சாச்சு அடுத்ததான் நம்ம பை பண்ணுறதுக்கு இந்த பேன் தான் எடுத்திருக்கோம் எங்கிட்ட வந்து பை பண்ணுற பேன் இல்லை இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததான் இந்த பேனில் வந்து நம்ம விரித்து வச்சுருக்கோம் இந்த மாவை வந்து நல்லா செட் பண்ணியாச்சு இப்போ இந்த பை வந்து ஈவனாக பேக் ஆகிறதுக்காக இது போல் ஒரு ஸ்போர்க் வச்சு அங்கங்கே வந்து இது போல் நல்லா குத்தி விட்டுக்கோங்க இப்போ இந்த பை வந்து நம்ம ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம் ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பேக் ஆகிற டைமில் வந்து நம்ம சிக்கன் கீமா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் இதில் நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு அடுத்ததான் நம்ம இதில் இரநூறு கிராம் போல் சிக்கன் கீமா வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த சிக்கன் சேர்த்த பிறகு இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன் வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்த சிக்கன் வீகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவை வச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணியெலாம் வந்து நல்லா வத்திருச்சு பாருங்கள் சிக்கனு நல்லா குக் ஆயிருச்சு அடுத்ததாக நம்ம இதில் வந்து பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீர் சேர்த்த பிறகு இப்போ இந்த பன்னீரை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சிக்கன் பன்னீர் கீமா வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாம் கம்பு பசமல் ரெடி பண்ணிக்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் ஒரு மூணு பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இதில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பூண்டை வதங்கின பிறகு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துட்டு மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பட்டரில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மைதாவோட பச்சை வசனம் போயாச்சு அடுத்து இது கூட வந்து நம்ம ஒன்றரை கப்பு போல் பால் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மைதா சேர்த்தனால இது டக்குன்னு நம்மளுக்கு கெட்டியாயிரும் அதனால் அடுப்பு குறைவாக வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு அடுத்ததாக இதில் வந்து கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கூடையே வந்து கால் டீஸ்பூன் போல் பெப்பர் அடுத்து சாஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம கம்பு சேர்த்துக்கலாம் கம்பு வந்து ஒரு கால் கப்பு போல எடுத்து வச்சிருக்கேன் கம்பை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊற விட்டுலாம் இது ஊறின பிறகு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா கம்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ கம்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கம்பு பெசம்பலும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ நம்மளோட எல்லா ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு இந்த சைடு வந்து நம்மளோட பையும் நல்லா பேக்காகி வந்திருக்கு இப்போ இந்த பையில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெட் சட்னியை வந்து ஒரு லேயர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் சட்னி நல்லா அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கீமா பன்னீரையும் ஒரு லேயர் வந்து இது போல் நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பு பெசமல் சாஸை ஒரு லேயர் வந்து இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் சிக்கன் கீமா வந்து ஒரு லேயர் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் சீஸை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இதை திரும்பவும் ஓவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வர குக் வித் கோமாளியில் ஆன்டி செஞ்ச சிக்கன் கீமா பன்னீர் ராகி பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ராகி கம்பெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க